ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லூமினஸ் கல்ச்சர் பார்க் தான் இது வந்து செயின்ட் லூயிஸில் இருக்குது இதோடைய பார்க்கில் என்ன ஸ்பெஷல்னா நிறைய வெரைட்டிஸ் கல்ச்சர் இருக்குது இது வேர்ல்டுலே வந்து நம்ம டென்னுக்குள்ளே வர பார்க் இது இதோடைய ஏரியாஸ் வந்து ஒன் நாட் ஃபைவ் ஏக்கர்ஸ் இருக்குது இது ஃபுல் ஏரியாவும் இந்த பார்க்கோட ஏரியா இது வந்து பர் இயர் வந்து டென் லேக்ஸ் மேலே விசிட்டர்ஸ் வரதா வந்து சர்வே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பார்க்கு தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம் வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம் Just touch it. No. பார்த்தா எனக்கு ஹனிபி மாதிரி தான் தெரியுது இது ஃபுல்லாக அயன் பண்ணியிருக்காங்க டயர் பாருங்கள் கார் டயர் மாதிரி அப்படியே ரியல் கார் டயர் மாதிரி இருக்குதுங்க ஆனால் இது கார் டயர் இல்லை ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க full and full stone full and full stone deer மூ டயர் ஸ்கல்ச்சர் இது ஹைட் வந்து டுவெல் ஃபீட்டுக்கு மேலேயே இருக்கும் அந்தளவுக்கு பிக்காக பண்ணியிருக்காங்க real deer effect real deer இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க இதுவும் ஆனால் நம்மளால் டச் கூட பண்ண முடியல அங்கே இருக்குது இங்கே பக்க தமிழில் வந்து முடிச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நாக்ஸ் இது கூட வந்து அயன்லே இங்கே பாருங்க ஐ பீம்ஸ் இதெல்லாம் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் படித்ததோட சரி இப்போ தான் பார்க்குறேன் ay beams சிக்ஸ் டன்ஸ் இது டோட்டல் பிரான் ப்ரான்ஸு சிக்ஸ்டி ஃபைவ் பால்ஸ் இருக்குது இதில் டோட்டலாக கவுண்ட் பண்ணோன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பால்ஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேர்ட் டைப்பில் தான் இருக்குது கிட்ஸ் ப்ளே ஏரியா ஆனால் இது கூட பாருங்கள் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது కొరక ది స్టాచూ ఫుల్ అవై బ్రాన్స్ వింగ్స్ మొత్తం గోల్డ్ ప్లేటెడ్ స్టీల్ பாருங்க ஃபேஸ் கட் ஆகிருக்கும் ஃபேஸ் கட்டாகி பாடி ஃபுல்லாகவே ஆகி இங்கே இருக்கு பாருங்கள் ஃபேஸ் ஃபுல் பாடியும் ஆஹா கட் பண்ண மாதிரி ஸ்டாச்சு அனிகா காங்கிரீட் பிளாக்ஸ் இது கூட சிவில் இன்ஜினியரில் படித்ததே தான் இது ஃபுல்லாக உட்டன் தான் உட்டனில் வந்து ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக லீஃப் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் வாவ் அனிகா இது வந்து ட்ரீல பாருங்க இவ்வளோ பெரிய மரத்தில் வந்து எப்படி டைட் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா சப்போர்ட்டாக ஃப்ளோர்லையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ட்ரீலையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நல்லா டேக் எவ்வளோ ஹெவியாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப சேஃபாக சே பாபாய் Come, get down.